இதெல்லாம் அவர் செஞ்ச கேரக்டர் அவர் மட்டும் தான் செய்ய முடியும் யாரெல்லாம் செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் ஒரு எலிவேஷன் ஆக்டிங்னா ஐயோ ஆஸ்கர் வச்சா சவுளியம்